வணக்கம் bank nifty future one minute chart இன்றைக்கி டே வந்து அக்டோபர் டுவெல் இப்போ டைம் வந்து ஒரு டென் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ற மாதிரி வரும் இப்போ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty eight thousand nine twenty அப்படின்ட்டு வந்திருக்கு நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் ஓரளவுக்கு ஐடியா தெரியும் ஸோ நீங்கள் கால்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக வர்றவங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் டைட்டிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி தான் போட்டிருந்தோம் ஒன்றுமே இல்லை ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்யூச்சர் அளவுக்கு அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல ஃப்யூச்சரில் ஒன் லேக் மேலே இருந்தால் தான் உங்களால் ஒரு லாட்டே வாங்க முடியும் இங்கே உங்களுக்கு அஞ்சாயிரரூவா இருந்தால் கூட ஒரு லாட் வாங்கலாம் பட் ரிட்டன் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சரில் நூறு பாயிண்ட் மூவ் பண்ணுச்சுன்னா அதனுடைய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் two thousand five hundred rupees கிடைக்கும் இங்கே உங்களுக்கு எண்பது பாயிண்ட் மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ எண்பது பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷனில் நல்ல ஒரு டீப்பாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த எண்பது பாயிண்ட்டுமே எடுக்க முடியும் ஸோ அது வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டக்க நீங்கள் ஒரு லாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும் அதே நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் தான் பென் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களால் ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் வாங்க முடியும் அவுட் ஆஃப் த மணிக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குமோ அதை தான் உங்களால் உங்களால் அன்னைக்கு நீங்கள் ஒரே ஏர்னிங்ஸாக வச்சுக்க முடியும் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் ஒன் லேக் போட்டு டக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ண முடியாது ஸோ அதனால் நிறையா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தான் வந்து நிறையா பேர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் இதில் வித்து பை பண்ணணும் அதாவது செல் பண்ணி பை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது மார்க்கெட் ஏறப்போதுன்னா கால் ஆப்ஷன் வாங்கலாம் இறங்க போகுதுன்னா புட் ஆப்ஷனை வாங்கலாம் ஸோ ரெண்டு இடத்துல இங்கே நீங்கள் இறங்க போதுனாலும் ஏற போதுனாலும் வாங்கத்தான் போகிறீங்க ஸோ என்ன ப்ரீமியம் வருதோ அதை மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த இடத்துல உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் பேங்க் நிஃப்டியில் ஓகேங்களா ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு என்னென்னா இது லைவில் வர்ற கால்ஸை பார்த்து நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் எடுக்கணும் இப்போ நமக்கு கால் ஆப்ஷனை வந்து எடுக்கலாம் ஏன் அப்படின்னா நமக்கு பை கால் வந்திருக்கு ஸோ நம்ம கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டீப்பான இந்த மணி கால் ஆப்ஷனில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்றதையும் ஷோ பண்ணுறோம் இப்போதைக்கு ஃப்யூச்சர் பார்த்து ட்ரேட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் நம்ம சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக டார்கெட் என்ன எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும் இப்போ நமக்கு entry point first candle open ஆகும்போதே கிடச்சிச்சு ஸோ வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அது கால் வரும் வரும்போதே entry point target one and two stop லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடச்சிருக்கும் இது வந்து எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் டெய்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறனாலும் பாருங்கள் உங்களுக்கு இன்னமும் கூட ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் தான் ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு தேர்ட்டி எயிட் நைன் டுவெண்ட்டியில் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு பைக்கால் வந்திருக்கு ஃப்யூச்சர் ட்ரேடராக இருந்தால் இதில் என்ட்ரி எடுப்பீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதே பாயிண்ட்டில் எடுத்திங்கன்னா ஒரு அர்த்தமணி ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி ஸோ அர்த்தமணி ஆப்ஷனில் நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கிற மாதிரி தான் ஓகேங்களா அடுத்து மேலே இருக்க ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் தான் ஃபஸ்ட் அரட் நமக்கு தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட் நைன்ட்டி செவன் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது நைன்ட்டி செவன் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஃபஸ்ட் அரட் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அட்டம்னி ஆப்ஷன் பண்ணுறவங்க இதில் ஒரு பாதி பாயிண்ட்டாச்சும் ப்ராஃபிட் எய்ம் பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் கூட நீங்கள் எய்ம் பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட் போகும்போது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது பாயிண்ட்டாச்சும் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தா ரொம்ப லோ மூமெண்ட் இருக்கிற டயத்துலேயே உங்களால் நாற்பது பாயிண்ட் இந்த நைன்ட்டி செவன் பாயிண்ட்டுக்கு எய்ம் பண்ண முடியும் தான் இதுவுமே வந்து நீங்கள் ஒரு சின்ன கான்செப்ட் தான் டெய்லி ஒரு மார்க்கெட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கூட பிகினர்ஸாக இருந்தாலும் சரி தான் உங்களால் டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் தான் உங்களால் எந்த ஆப்ஷன் எந்த அளவுக்கு இதால் ப்ராஃபிட் தர முடியும் அதாவது எவ்வளோ தூரம் இதால் ஏற முடியும் இது ஒரு நூறு பாயிண்ட் ஃப்யூச்சரில் ஏறினா ஆப்ஷனில் எந்த அளவுக்கு ஏற முடியும்னு ஓரளவுக்கு உங்களால் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரத்தான் முடியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி நீங்களும் இந்த டூலை ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு இன்றைக்கி பைக்கால் கிடச்சிருக்கு கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போ தான் நமக்கு first order range break out ஆகுது கால் ஜென்ரேட் ஆனது டென் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு தொடர்ந்து மார்க்கெட் அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே ட்ரேடிங் போச்சு ரொம்ப ஸ்லோவான மொமெண்டம் தான் லெவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஏறினதில் லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி டார்கெட் ஒன் ரீச் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா bank nifty weekly option thirty eight thousand five hundred call option நல்ல ஒரு டீப்பான இந்த மணி ஆப்ஷன் பார்க்குறோம் இந்த ஆப்ஷனில் நமக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் பைக்கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டின் மேலே ட்ரேடிங் வந்து போகுது சிக்ஸ்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கொடுத்துட்ருக்கு ஸோ ஒரு டேரெக்டாக ஒரு ஃப்யூச்சர் சார்ட்டோட ஆப்ஷன் சார்ட் கம்பேர் பண்ணால் நமக்கு ஜென்ரேட் ஆன கால்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைச்சா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.